நேயர்கள் நச்சினை அறக்கட்டளைக்கு வழங்கிய நன்கொடையிலிருந்து பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் திருச்சி நேச்சுரக்கர் நிறுவனம் வழங்கும் மக்கும் பொருளால் தயாரிக்கப்பட்ட கைப்பை திருச்சி மனிதம் கல்வி பணி மன்றம் வழங்கும் பயனுள்ள தமிழ் கையேடுகள் ஆகியவை இந்த மாணவருக்கு ஊக்க பரிசுகளாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அனைத்து மாணவர்களும் வெற்றி படிகளில் ஏறலாம் பரிசுகளை அல்லலாம் நற்றிணையின் வெற்றி படிகள் வெற்றி படிகளுக்கு வணக்கம் என் பெயர் மூக்கு ஸ்ரீஜாலினி என் பெயர் ராதிகாஸ்னி நாங்கள் சாலை விழிப்புணர்வு பாடலை பாடப் போகிறோம் பைக்கில ஏறி பண்ணுற பைக்கில ஏறி பண்ணுற ஜாலி நீ தவறி விழுந்துட்டா ஆளே காலி பத்திரமா போகணும்டா நீ வீட்டுக்கு பத்திரமா போகணும்டா நீ வீட்டுக்கு பாதை மாறி நீயும் போயிடாத சுடுகாட்டுக்கு ரோட்டுல தான் சின்ன பசங்க குறுக்க போகுண்டா రోడ్డుల చిన్న పసగ కురకపోకుండా బైక ఓటురని నాలుగు పక్కము పాతుపోకుండా ఎట్టు వయసు పయ్య కూడా బైక ఓటురా எட்டு வயது பையன் கூட பைக்க ஓட்டுறா அவனை பெத்தவனும் ஓட்டுறத பார்த்து ரசிக்கிறான் பைக்க ஓட்டத்தான் பையன் அடம் பிடிக்கிறான் பைக்க ஓட்டத்தான் பையன் அடம் பிடிக்கிறான் பாதி வயதிலே சுடுகாட்டுல இடம் பிடிக்கிறான் பைக்கில ஏறி பண்ணுற ஜாலி பைக்கில ஏறி பண்ணுற ஜாலி பத்திரமா போகணும்டா நீயும் வீட்டுக்கு பாதை மாறி நீயும் போயிடாத சுடுகாட்டுக்கு ஓர ஒதுங்கி வழிய விட நூத்தி எட்டுக்கு ஓர ஒதுங்கி வழிய விட நூத்தி எட்டுக்கு தலைய ஹெல்மெட் நீ போடணும் உன் பாதுகாப்புக்கு போக்குவரத்து விதிகளை தான் மதிச்சு போகணும் போக்குவரத்து விதிகளை தான் மதிச்சு போகணும் ரோட்டுல சேவை செய்யும் போலீஸுக்கு உதவி செய்யணும் போன உசுறுதான் மீண்டும் திரும்ப வராது போன உசுறுதான் மீண்டும் திரும்ப வராது பாவம் நல்காது பைக்ல ஏறி பண்ணுற ஜாலி பைக்ல ஏறி பண்ணுற ஜாலி நீ தவறி விழுந்துட்டா ஆளே காலி பத்திரமா போகணுடா நீ வீட்டுக்கு பத்திரமா போகணுடா நீ வீட்டுக்கு பாதை மாறி நீயும் போயிடாத சுடுகாட்டுக்கு பச்சை மஞ்ச சிவப்பு விளக்கு மேலே எரியுது பச்சை மஞ்ச சிவப்பு விளக்கு மேலே எரியுது நாம் போகக்கூடாது சாலை விதிய மீறி நாம் போகக்கூடாது தண்ணி அடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டக்கூடாது செஞ்ச தப்பத்தானா குத்தி காட்டல செஞ்ச தப்பத்தானா குத்தி காட்டல ரோட்டுல தான் பார்த்தத தான் பாடுறப்பா இந்த பாட்டுல பைக்கில ஏறி பண்ணுற ஜாலி பைக்கில ஏறி பண்ணுற ஜாலி நீ தவறி விழுந்துட்டா ஆளே காலி பத்திரமா போகணும்டா நீ வீட்டுக்கு பத்திரமா போக போயிடாத சுடுகாடுக்கு நன்றி